அனைவருக்கும் வணக்கம் க்ரூட் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே ஆகுது கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு பை ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு இந்த பை ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு டென் ஓ கிளாக் ஜென்ரேட் ஆனது அந்த மொமெண்டம் இப்போ ஃபாலோ ஆகிட்டுருக்கு ஸோ நம்ம எவ்ரிடே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வருதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஏன்னா மார்னிங் மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து ஸ்டேபிளாக இருக்காது வீக்லி ஒரு டூ த்ரீ டேஸ் தான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் மித்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கனால வர்ற கால்ஸ் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாது பொதுவாக ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மூவ் பண்ணுற டயத்தில் அப்ளை பண்ணால் தான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் மார்க்கெட்னுடைய வாலட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நம்ம எப்பயுமே ஆஃப்டர்நூன் டுவெல் பிஎம் அதுக்காண்டி சூஸ் பண்ணுறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் இப்போ வரைக்கும் அந்த பையிங் மொமெண்டம் மெயின்டைன் பண்ணுச்சு பட் சடனாக ஒரு சின்ன கேண்டில் ஒரு டவுனில் நமக்கு இறங்கினதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ செல் ட்ரெண்ட் வந்து பிகின் செல் ட்ரெண்டுன்றனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at seven four thirty nine நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு டெய்லி பேசிஸில் இதே மாதிரியே கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி எப்போல்லாம் கேண்டில் செட் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால் வந்து ஜெனரேட் ஆகிற மாதிரியே நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கேண்டலுடைய கலரும் வந்து நமக்கு வந்து இருக்கும் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு ஸோ இப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் செல் கால்ன்றனால ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு sell at seven four thirty nine தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் நம்ம கிடைச்ச செல் கால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ்லே நல்ல ஒரு டவுன் சைடு இறங்குச்சு பட் அப்போதைக்கு மார்க்கெட் ரெக்கவரி அதுக்கப்புறம் இப்போ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் நல்ல டவுன் இதில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் ரொம்ப ஈஸியாகவே பிரேக் அவுட் பண்ணி டுவெண்ட்டி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டவுன் சைட் மொமெண்டம் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரியே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் ஜெனரேட் ஆகிட்டு வரும் அதுவும் ட்ரெண்ட் பேஸ்டு கால்ஸ் தான் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ